குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ ஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவர் வந்து தோழர் முகிலன் அதாவது இன்று பரபரப்பாக பேசப்படும் முகிலன் என்பவர் வந்து ஒரு குறைந்தபட்சம் நான்கு ஐந்து மாதங்களாக தலைமறைவாக இருந்திருக்கிற யாருக்குமே தெரியல எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சரிங்களா இப்போ வந்து அவர் போலீஸ் கஸ்டடியில் நேற்று பிடிபட்டிருக்கிறார் இதுக்கு முக்கியமான காரணம் என்னங்க இந்த மாதிரி நபர்களுக்கு ஜாதகம் அமைப்பு எப்படி இருக்கணும் ஒருவர் வந்து தலைமறைவன் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர் வந்து கடன் பிரச்சனையாலே தலை தலைமறைவாவாங்க ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையால் தலைமறைவாவாங்க இதற்கு முக்கிய காரணம் எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் என்பது வந்து காணாமல் போவது ஒரு மறைத்து வைப்பது அதாவது சூரிய ஒளி இல்லாமல் இருக்கும் பாவம் ஜாதகத்தில் படி சொல்லுவோம்னா லக்கணத்துலேருந்து எட்டாம் பாவம் இந்த எட்டாம் பாவத்தோட எப்போ வந்து இருள் கிரகங்களான சனி ராகு போன்ற கிரகங்கள் சம்மந்தப்பட்டால் அந்த தசாபுட்டி ராகு சனி போன்ற டசாபுட்டி வர தசாபுட்டி அந்தரம் வரும்பொழுது கண்டிப்பாக அவர்கள் தலைமறைவாவாங்க அதிலும் ஒரு வழியும் வேரணியும் தனிமையும் அனுபவிப்பாங்க சரிங்களா அவர் அதுவும் இல்லாமல் இப்போ தற்பொழுது வந்து போலீஸ் கஸ்டடியில் அவர் வந்து பிடிபட்டிருக்கார் இதுக்கு முக்கிய காரணம் என்ன பன்னிரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் பட்டிருக்கு நம்ம வந்து ஜாதகத்தில் வந்து ஒரு தீய பாவங்கள் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம்னு சொல்கிறோம் இந்த ஆறு பன்னிரெண்டுக்குரிய கிரகங்கள் வந்து எட்டாம் பாவத்தோடு தொடர்பு பெற்றிருக்கும் அப்படின்னா சிறைச்சாலை ஒரு விசாரணை ஒரு வந்து இந்த எட்டாம் பாவம் வந்து அவமானத்தையும் குறிக்கும் ஒரு வீண் சொல் வீண் பழி சொல் இதுவுமே கிடைக்கும் இந்த எட்டாம் பாவம் அப்படின்னா இதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த எட்டாம் பாவம் இவருக்கு அதிகமாக வேலை செய்வதை நீங்கள் பார்த்துருக்கலாம் முக்கியமான கிரகங்கள் அதே ராகு சனி கிரகங்கள் தான் பன்னிரெண்டாம் பாவத்தில் ஆறாம் பாவத்தில் இருக்கும் பொழுது கெட்ட ஒரு கெட்ட கிரகங்களோடு இருக்கும் பொழுது கொண்டு ஒரு சிறைச்சாலை ஒரு வழியும் அனுபவிக்கும் காலமாக இருக்கும் நன்றி ஓம் சிவோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு